இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம் இது Indira Gandhi national open university regional centre கொச்சின்ல இருந்து தமிழ்ல வந்து நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இக்னு பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஏன் கொச்சின் ரீஜனல் சென்டர்லேருந்து தமிழுக்கு தமிழ் லாங்குவேஜில் ஒரு ப்ரொமோஷனல் மீட்டிங் இதுக்கு வந்து ஒரு சான்றா நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்போ புதுசாக நம்ம நாட்டில் அமலுக்கு வந்திருக்குது அதில் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க so Tamil is a regional language so we are proud at regional IGNOU regional centre Kochi have this promotional meeting in Tamil இதில் வந்து will be highlighting on the certificate programmes of IGNOU Before starting, we also acknowledge uh, the facility given by IGNU Regional Center Trivandrum for this live relay of promotional meeting by IGNU Regional Center Cochin. இதுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக doctor B Sukumar regional director IGNOU regional centre ட்ரிவான்றதுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் கேட்ட கேள்விப்பட்டாவது இருந்துக்கலாம் இந்திரா காந்தி தேசிய திருநிலை பல்கலைக்கழகம் அப்படின்னு இருக்குது அதுல வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா we can always study with IGNOU அப்படின்னு ஒரு மனசுலயாவது ஒரு கண்ணோட்டத்து கண்ணோட்டத்தோட நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்ப்பீங்கன்னு நாங்க ஃபீல் பண்றோம் ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்ற சட்டத்தினால நிறுவப்பட்டது இந்த தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை கொடுப்பதுதான் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கமாகும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போறோம் சில சமயம் நட்பு தொலைஞ்சு போவோம் சில சமயம் ஆஹ் நம்மளோட வேலை கூட தொலைஞ்சு போவோம் சில சமயம் நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைல் அது கூட தொலைஞ்சு போவோம் ஆனா தொலைஞ்சு போனது திருப்பி கிடைக்குதா அதுதான் கேள்வி ஸோ அந்த திரும்பி கிடைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஈவன் ஸ்மால் மேட்டர் ஏதோ ஒரு பேனாவை எங்கேயோ வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்புறம் ஏதோ சாவி கொத்து ஏதோ தொலைஞ்சு போனது திருப்பி கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரி கல்வி வாழ்க்கையை தொலைஞ்சு போனது திருப்பி கிடைக்கும் போது கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும் இந்த தொலைஞ்சு போன கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் இந்திய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இருக்குது இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்கல்வியை கற்றவர்களின் வீட்டு வாசல்ல கொண்டு செல்லணும் அப் அது மூலம் டெமோக்ரட்டைஸ் அதாவது ஜனநாயகம் எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஒரு குறிக்கோளோட இக்னு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி வயது பகுதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாம படிக்க விரும்பும் அனைவருக்கும் உயர் கல்வி தரமான கல்வி அணுகு அணுகுதலை வழங்க வழங்குறதுக்கும் இந்த இக்னோ வந்து உதவி செய்யுது அதே மாதிரி பாடநெறிக்கு தொழில் தொழில்முறை மற்றும் தொழில் சாரார் நோக்கு நிலையை வழங்குவதன் மூலம் தேர்வை அடிப்படையிலான கல்வி திட்டங்களை வழங்குறதுக்கும் இக்னோட ஒரு நோக்கம் அதே மாதிரி இந்தியாவில் வந்து தொலைதூர கல்வியை என்கரேஜ் பண்றதை ஊக்குவிச்சு மேம்படுத்துறது ஸோ இந்த இந்த அப்ஜெக்டிவ்ஸோட நீங்கள் இருக்கும்போது நீங்க இது பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போனீங்கன்னா W W W dot IGNOU dot AC dot IN அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த டவுன்லோட்ஸ் கடையில் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும் அதில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் ஜஸ்ட் டு ரீகேப் நம்ம இவ்வளவு நாள் தமிழ்ல என்ன அப்படின்னு சொன்னோம்னா the main objectives of IGNU are to democratize higher education by taking it to the doorsteps of the learners providing access to high quality education to all those who se- seek it irrespective of age, region, religion, and gender, offering need-based academic programs by giving professional and vocational orientation to the courses, promotion of and developing distance education in India. இந்த நான் திருப்பி இந்த ரெகக்னைஸ் ரெகக்னைஸ்டா இந்த யூனிவர்சிட்டி டிகிரிஸ் எல்லாம் அப்படின்னா always you will be having one thought so it's established by the act of பார்லிமெண்ட்னு நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன் இந்த degree diploma certificate issued by IGNU are recognized by all member of the Association of Indian Universities and are at par with corresponding degree diploma certificate issued by all Indian universities, deemed universities institution. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த country to have been accredited with highest A plus plus grade by நாக்கா இதுல நீங்க ஜஸ்ட் ஒரு திருப்பி ஒரு வாட்டி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏ ரெண்டு விஷயம் நீங்க இந்த இதுல வந்து மனசுல வச்சுக்கணும் அதாவது எல்லா டிகிரி டிப்ளமா சான்றிதழ்கள் கூட இது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதனால ஆல் இண்டியா பேசிஸ்ல இதுக்கு ரெகக்னிஷன் இருக்குது இது அது மட்டும் இல்லாம வெளியில நீங்க சப்போஸ் நம்ம வெளியில போய் வேற படிப்பு படிக்கணும் அப்படின்னா கூட இந்த ஏஐயூல இது ரெகக்னைஸ்டா இருக்கிறனால நீங்க வெளியிலயும் போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு கிடைக்கும் இந்த என்னெல்லாம் நம்ம படிக்கலாம் இந்த இக்மூல இருந்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம வந்து இளங்கலை திட்டங்கள் அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் முதுகலை திட்டங்கள் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் டிப்ளமா திட்டங்கள் அதெல்லாம் ஒரு வருஷம் இருக்கும் பொதுவா அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமா அதாவது பேசிக்கா வந்து நம்ம உள்ளார எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஒரு டிகிரியோட இருக்கணும் அது அவங்களுக்குரியது இந்த முதுகலை பட்டம்லாம் அது மாதிரி பிஜி சர்டிபிகேட்டுக்கு அதுவும் முதுகலை சான்றிதழ் திட்டங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சர்டிபிகேட் ப்ரோக்ராம் இல்லை எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா வேணாம் எதையாவது ஒன்று படிச்சு அதை எப்படிதான் பா அதை பாராட்டி மெச்சிக்கணும் அதை வந்து எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட இருக்குதுங்க அப்ரிசியேஷன் கோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸோ இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமை பற்றி தானே நம்ம இந்த இந்த மீ இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ அதில் என்ன நீங்கள் நினச்சி வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஆறு மாதம் அதுக்குள்ளே படிக்கலாம் அப்படி சப்போஸ் ஆறு மாசத்துக்குள்ள நீங்க படிக்க முடியல அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க படிக்கலாம் இப்போ ஜனவரி ஜூலை ரெண்டு சைக்கிள்லயும் அட்மிஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி சைக்கிள்குள்ளே வருவீங்க இல்லை நான் இப்போ என்னால் இப்போ டிசைட் பண்ண முடியாது ஜூலையில் தான் டிசைட் பண்ண முடியலாம் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை சைக்கிள் ஆஃப் அட்மிஷன்ஸில் நீங்கள் வருவீங்க அதே மாதிரி என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நீங்க ஏன் நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் அந்த டைட்டில் தான் உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கும் நான் வந்து தமிழ்ல கீழே எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் so how it will react உங்க மனசுல இது நம்மளுக்கு இந்த பிடிச்ச டாபிக்கா இருக்குதா இந்த சேரணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும் so certificate in library information science அதாவது நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் ஸோ உங்களுக்கு வந்து யாராவது ஒரு லைப்ரரியில் வேலை செய்யணும் அல்லாட்ட நீங்கள் வந்து if you are interested in working with people அது வந்து உங்களுக்கு லைப்ரரி தாங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஸோ uh, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி சர்டிஃபிகேட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல் இந்த இந்த கோர்ஸ் வந்து பேரிடர் மேலாண்மை பற்றியது அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ் அதாவது சுற்றுப்புற சூழல் கல்வி அப்புறம் certificate programme on life and thought of doctor B R Ambedkar அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்பேத்கரோட வாழ்வு வாழ்வு மற்றும் அவரோட சிந்தனை பற்றிய கருத்துக்களை வந்து இந்த ப்ரோக்ராமில் படிக்கலாம் certificate in peace studies and conflict management அதாவது அமைதி ஆய்வுகள் மற்றும் முரண்பாடு மேலாண்மை அதெல்லாம் நம்ம இது வந்து if you are really interested in journalism அல்லாட்ட இன்டர் நேஷ்னல் ஏதாவது இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நீங்க தான் what you you are what you eat அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம அப்படின்னு so certificate in food and nutrition அதுதாங்க சொல்லுது ஸோ இது உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா it can always join certificate in nutrition and child care அப்படின்னா இப்போ குழந்தைங்கள நம்ம வளர்க்குறது எப்படி அவங்களுக்கு எப்படி நம்ம பொதுவான ஒரு ஊட்டச்சத்தான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை பராமரிப்பு யூஸ் ஆகும் அதே மாதிரி சர்டிபிகேட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அதை கிராமப்புற வளர்ச்சி அதை வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லும் சர்டிஃபிகேட் இன் கைடன்ஸ் அதாவது வழிகாட்டல் இதுவும் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் நல்லா இருக்கும் இதை படிச்சிங்கன்னா பொதுவாக யாரோ சொல்லுவாங்க இட்ஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷனு அதுவும் அந்த சர்டிஃபிகேட்டு கைடன்ஸ் ரெண்டுமே படித்தோம்னா நம்மளே ஒரு க்ரெஷ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸோ இதை நீங்கள் if you are interested dealing with children you should visit this programme அது மாதிரி சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் certificate in mobile application development கைபேசி பயன்பாட்டு மேம்பாடு அப்போனா நம்ம கையில் உள்ள மொபைலை வச்சு என்னெல்லாம் ரிப்பேர் பண்ணும் புதுசாக வாங்கிருப்பான் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதோட சிஸ்டம் அதோட ரிப்பேர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லும் எமெரிட் certificate in teaching of English as second language ஆங்கிலத்தை ரெண்டு ரெண்டாம் மொழியாக கற்பித்தல் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஜி டீச்சராக இருக்கலாம் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு you are working in school then this programme will be really useful and certificate in functional English that is basic level செயல்பாட்டு ஆங்கிலம் நம்ம இப்போ ஒரு கடைக்கு போனோம்னா என்ன பேசணும் ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா என்ன பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம எப்படி பேசணும் ஒரு புது இடத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு வந்து அப்போ ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜாக இருக்குது ஏதாவது குட்டி குட்டி வார்த்தை தெரிஞ்சால் கூட நம்மளால அங்கே சேல் பண்ணிட முடியும் மாதிரி இருக்குது ஸோ தட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க யாராவது கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இப்ப இருக்குமா அப்புறமா இருக்குமான்னு எனக்கு டயலமாக இருக்குது அப்படின்னா கூட this programme certificate in functional English will definitely be useful for all people across all streams அப்புறம் certificate in Urdu language Urdu மொழி அதை பற்றி இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமையை இந்த ப்ரோக்ராம் சொல்லும் சர்டிஃபிகேட் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாவது நுகர்வோரோட பாதுகாப்பு அதை பற்றி இது சொல்லும் certificate in cooperation cooperative law and business law அது அந்த இதுக்கும் இது இந்த அதாவது ஒவ்வொரு தொழிலையும் உள்ள ஒரு வழிமுறையை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் அதுக்கும் இந்த ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா அதாவது நம்மளால எப்படி மனிதாமா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது சர்டிபிகேட் இன் என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் அது மாதிரி அப்புறம் என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம்ல இப்ப வந்து சர்டிஃபி advance certificate in information security that is தகவல் பாதுகாப்பு சர்டிபிகேட் இன் ஃபேஷன் டிசைன் நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எப்படியெல்லாம் பண்ணணும் வடிவமைக்கிறது அதை பத்தி இந்த ப்ரோக்ராம் சொன்னோம் சர்டிஃபிகேட் இன் டூரிசம் ஸ்டடி சுற்றுலா ஆய்வுகள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப்ல சேனல்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க so if you are interested in becoming tourist guide அல்லாட்டா டூர் ஆப்ரேட்டரா பண்ணணும் அப்படி அல்லாட்டா நம்ம ஒரு நேஷ்னலி அப்ரூவ்டு கைடு அப்படி அதுக்கு கூட எங்ககிட்ட ப்ரோக்ராம் இருக்கு எம்டிடிஎம் அதையும் நீங்க சேர்ந்து படிக்கலாம் ஸோ அதுக்கு டேஸ்ட் பண்றது இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம கடையில போயிட்டு என்ன ஒரு சர்வே பண்ணிட்டு வருவோம்ல இந்த சட்டை வாங்கணுமா இந்த இந்த ஸ்வீட் வாங்கணுமா இந்த கடைக்கு தான் போகணுமா அப்படின்னு ஒரு சர்வே பண்ணுவோம்ல அதுதாங்க இந்த நிகழ்ச்சி ஸோ நீங்க இப்ப உங்களுக்கு டூரிசம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராம எடுத்து நீங்க படிக்கலாம் certificate programme in laboratory techniques ஆய்வக நுட்ப நுட்பங்கள் ஒரு certificate programme in teaching of primary school mathematics தொடக்கப்பள்ளி கணிதம் கற்பித்தல் அது கூட உதவும் ஒரு certificate in HIV and family education குடும்ப கல்வியை பத்தி இது சொல்லும் இந்த certificate programme certificate in social work and criminal justice அது வந்து சமூக பணி மற்றும் குற்றவியல் நீதி அமைப்பு அதை பற்றி இந்த ப்ரோக்ராம் சொல்லும் சர்டிஃபிகேட் இன் ட்ரைபல் ஸ்டடீஸ் பழங்குடியினர் பற்றி ஆய்வு பண்ணுறது அவங்கள பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அவங்கள பற்றி பேசிக்கலாம் அப்படிலாம் அப்படிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களோட ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆட்டிடியூட நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மாதிரி சுய தொழில் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் ஆகும் சர்டிஃபிகேட் இன் செரிகல்ச்சர் பட்டு வளர்ப்பு அதே மாதிரி இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் இருக்குது certificate in water harvesting and management நீர் அறுவடை மற்றும் மேலாண்மை இப்ப கூட எல்லா பில்டிங்கும் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில்டிங் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு குழியாவது வச்சிருக்கணும் டெரஸ்ல உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சு கிணத்துக்குள்ள போகணும் எங்கேயாவது ஒரு சம்புல சேகரிச்சு வச்சிருக்கணும் அது மாதிரி வாஷிங் மிஷின்ல வந்து வெளியில வர தண்ணி அல்லாட்ட கிச்சன்ல இருந்து வர்ற அந்த பாத்திரம் கழுவுற அந்த தண்ணி அதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு நீ ஒரு மண்ணு தரையில போய் அது பூமிக்கடியில இறங்கணும் அப்படிலாம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சர்டிபிகேட் இன் போல்ட்ரி ஃபார்மிங் கோழி வளர்ப்பு அது கூட உதவும் பீ கீப்பிங் தேனி வளர்ப்பு அரபிக் லாங்குவேஜ் அரபு மொழி பிரெஞ்சு லாங்குவேஜ் பிரெஞ்சு மொழி ரஷ்யன் லாங்குவேஜ் ரஷ்ய மொழி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஜப்பானிய மொழி கொரியன் லாங்குவேஜ் மற்றும் கலாச்சாரம் ஸோ கொரிய மொழி மற்றும் கலாச்சாரம் கல்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா so whatever you are interested சப் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக லாங்குவேஜ் எல்லாம் கேட்ச் பண்ணுவாங்க so if you are of the type who can catch language fast then it is better that you can take one of the language and you can be benefitted அது மாதிரி ஸ்பானிஷ் லாங்குவேஜ் இருக்குது ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது பெர்ஷியன் லாங்குவேஜ் பாரசீக மொழி அப்புறம் இது இந்த மொழியில மொழியில வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு தாய்மொழி ஒன்று இருக்குது ஒரு இங்கிலீஷ் இருக்குது அதே மாதிரி நம்ம இந்தியன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லாங்குவேஜும் இருக்குது ஸோ இது மூணு கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதை மீறி நம்ம ஒரு வெளியில ஒரு வெளிநாட்டு லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்றதுக்கு especially you are keen to travel abroad or outside India to work அதுக்கெல்லாம் வந்து இது உதவியாகும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உத முதல் உதவி அதுக்கப்புறம் certificate in yoga certificate in health care வெஸ்ம சுகாதார பராமரிப்பு கழிவு மேம்பான்மை இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகும் அந்த எஸ்பெஷலி நர்சிங் அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு இது மாதிரி certificate in new born and infant nursing புதிதாக பிறந்த மற்றும் குழந்தை பேணுவை அதே மாதிரி மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் அதாவது தாய் மற்றும் குழந்தை சுகாதார நர்சிங் அப்புறம் வீட்டு அடிப்படையிலான சுகாதார பரிமுறைப்பு இப்போ நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு உணவு வச்சுட்ட பிறகு நம்ம வேலைக்கு போகணும் ஸோ இந்த யாராவது வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு மேன் பவராகவே போகுது ஸோ நீங்கள் ஒரு மேன் பவர் ஏஜென்சி அது மாதிரி எடுத்து வீட்டு வேலைக்கு யாராவது அனுப்புற மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம் அது மாதிரி ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் பொது கடமை உதவி அது பண்றதுக்கும் உதவும் இதெல்லாம் நான் இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் முக்கால்வாசி பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஜீரியாட்ரிக் கேர் அசிஸ்டன்ஸ் அதாவது முதியோர் பராமரிப்பு உதவி அதே மாதிரி பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல அதுதான் இந்த பிலோ போட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஹோம் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் வீட்டு சுகாதார உதவி கம்யூனிட்டி ஹெல்த் சமூக ஆரோக்கியம் அப்புறம் அடலசன்ட் ஹெல்த் அண்ட் கவுன்சிலிங் இள இளம் பருவ ஆரோக்கியம் மற்றும் ஆலோசனை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏன்னா நம்ம உடம்புல அடலசன்ட் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு நிறையா வந்து உடம்புல சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதை பற்றி கேள்வியெல்லாம் suppose you're a teacher and you're still interested நான் இது வரைக்கும் சொன்னேன் CIG certificate in AIDS and family education அப்புறம் இந்த ப்ரோக்ராம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆர்ட்டில் நான் ரொம்ப ஆர்வம் எனக்கு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவியம் இருக்குது பெயிண்டிங் அப்புறம் பயனூர் கலை அதாவது அப்ளைட் ஆர்ட்ஸு அப்புறம் தேட்டர் ஆர்ட்ஸு நாடக கலைகள் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்து திருப்பி ஹிந்துஸ்தானி மியூசிக்கல் ஹிந்துஸ்தானி இசை கர்நாடக் இசை கர்நாடக் இசை பரதநாட்டியம் அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆர்ட்ஸ்ல நீங்க ஏற்கனவே போய் டான்ஸ் மாதிரி கத்துட்டு இருக்கீங்க அதை வந்து ஒரு சர்டிஃபை ஆகணும் அப்படின்னு சர்டிஃபை பண்ணி அதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் so certificate in energy technology and management இது வந்து நம்ம ஐடிஐ படிச்சுட்டு வி ஆர் ஒர்க்கிங் அதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு கூட கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாகும் எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை அதே மாதிரி மின்சாரம் விநியோகம் காம்பிடன்சி இன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இது மெயின்லி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் இப்போ எந்த பில்டிங் எடுத்தீங்கனாலும் இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க ஜென்ரேட்டர் பார்த்துக்கிறதுக்கு அது மாதிரி அந்த வேஸ்ட் டிஸ்போசலுக்கும் ஒரு ஆள் ஒருத்தர் நபரை வச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி ஸ்பியர் ஆஃப் ஒர்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி program solid waste treatment techniques அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அதாவது அப்புறம் சர்டிஃபிகேட் இன் வேல்யூ எஜுகேஷன் ஒழுக்க கல்வி certificate in solid waste management இது வந்து கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் யூஸ் ஆகும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் மேலே இருக்கும்போது இந்த திட கல்வி கழிவு மேலாண்மை ப்ரோக்ராம் போதும் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேடியோ அதாவது சமூக வானொலி அவர் certificate in gender agriculture and sustainable development பாலினம் விவசாயம் மற்றும் நிலையான அபிவிருத்தி இதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் வந்து ஒரு பழமையான மொழி ஸோ நம்மளுக்கு ஃபிலாசபி அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதை இந்த ப்ரோக்ராம் படிக்கிறனால உங்களுக்கு ஊட்டும் உங்களோட ஏற்கனவே உள்ள திறம் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த சீரியல் நம்பரை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அறுபத்தி ஒன்பது ப்ரோக்ராம் இருக்கு ஸோ உங்களுக்கு there is no excuse you can say that there is no program which will suit my interest so உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் you're listening to uh, the certificate programs of the IGNU from Indira Gandhi National Open University Regional Center, Cochin. So நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டது ஓகே என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருந்தால் நான் இது இதுக்குள்ளே நான் நுழையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென் ப்ளஸ் டூ இருக்கணும் ஆனால் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே தேவையில்லை இல்லை இதை வந்து நான் ஏன் இங்கிலீஷில் வச்சுருக்கேன்னா இப்போ ஒரு அஞ்சாறு ஸ்லைட்ஸு அது வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் உங்களுக்கு இது அவங்களோட ஐயா கேட்ச் பண்ணும் ஸோ நம்ம தமிழில் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இங்கிலீஷில் டெசிஃபர் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் இல்லையா அதனால் நான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட website W W W dot IGNOU dot AC dot IN so eighth pass பண்ணுறவங்க போல்ட்ரி ஃபார்மிங் பண்ணலாம் அது மாதிரி ப்ரொஃபஷ்னல் பீ கீப்பர்ஸ் சொல்லிட்டு எயிட் பாஸ் படிச்சிங்கன்னா பீ கீப்பிங் கோர்ஸ் பண்ணலாம் இது மாதிரி லாங்குவேஜ் ரிலேட்டடெல்லாம் டென் ப்ளஸ் டூவும் எயிட்டீன் இயர்ஸும் இருந்தால் போதும் adult with ten plus two வந்து certificate teaching of primary school mathematics மாதிரி டென் ப்ளஸ் டூ பாஸ் அவுட்டாக இருக்கணும் அல்லாட்ட tenth pass out with two years experience இருந்தீங்கன்னா செரிகல்ச்சரு அதுலலாம் சர்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிஐஎஸ் சர்டிஃபிகேட்டின் செரிகல்ச்சர் அதை நீங்கள் பண்ணலாம் அப்புறம் எல்லா எல்லா ஹெல்த் ரிலேட்டட் கோர்ஸுக்கு அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்கு எம எனர்ஜி அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அதுக்கெல்லாம் டென்த் பாஸே போதும் பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும் சிஆர்டி அதாவது சர்டிஃபிகேட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் கிராம வளர்ச்சி அப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி சோசியல் சமூக பணி இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க சின்ன சில வயசில் குழந்தைங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க ஜுவனல் டெலிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலலாம் நீங்க அந்த சிஸ்ட அந்த சோசியல் ஒர்க்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் மாதிரி certificate in teaching of English அதை நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாவது லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நம்ம வந்து எப்படி கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ டீச்சராக இருக்கீங்க ஆல்ரெடி நான் எம்எட் எல்லாம் படிச்சுட்டேன் already I am head teacher அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த ப்ரோக்ராம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு மெருகூட்டுங்க சிடிஇ ஸோ கிராஜுவேஷன் அட்ட த்ரீ இயர்ஸ் அந்த பிஎல்டி ஆர் டூ இயர்ஸ் அட்தான் டென் ப்ளஸ் டூ இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்ந்து படிச்சுக்கலாம் so any graduate or ten plus two with five years வந்து இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் அது அதில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அப்புறம் மெட்ரிகுலேஷனும் டென் ப்ளஸ் டூவும் ஒரு என்ஜிஓ செக்டரில் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் இன் என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்புறம் ten plus two or tenth standard two or three years diploma equivalent வந்து சிஏஎம்ஏடி ப்ரோக்ராம் படிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா சிஐஜி மெயினாக டீச்சர்ஸ்க்கு டென்த்து டீச்சர்ஸ் ஸோ நம்ம டென்த்து முடிச்சுட்டு சலசமயம் பக்கத்துலேயே உள்ள ஸ்கூலில் வேலை செய்வோம் நீங்கள்லாம் இந்த ப்ரோக்ராமை சேர்ந்து பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்புறம் tenth plus two with English as one of the subject அது வந்து இந்த CI CCITSK CRUL Japanese language Korean language Spanish language அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சேர்றதுக்கு அது மாதிரி ten plus two with science subjects or equivalent அல்லாட்ட நீங்கள் வந்து அதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியனாக சில பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க டென் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாகும் சிபிஎல்டி அப்புறம் ten plus two for in service personnel with three minimum three years service or any degree for fresher அது வந்து சிசிஎல்பிஎல் e அதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இந்த டென்த் பாஸ் அல்ட்டா நான் வெறும் எஸ்எஸ்சி தான் படிச்சிருக்கேன் ஆனால் என்கிட்ட டி டிஎல்சி ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் இருக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஐடி ப்ரோக்ராம் வந்து யூ கேன் ஜாயின் அப்புறம் teacher who are working in primary middle secondary and higher secondary school or any graduate can join for CAHC இப்போ வந்து இது மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் புரியுது ஸோ நீங்கள் ஏதோ ஜிஎன்எம் நர்சிங்காக இருக்கலாம் அல்லட்டா டி டிகிரி படிச்சிருக்கலாம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம் ஆயுர்வேதா பிஏஎம்எஸ் கூட இருக்கலாம் அந்த சிசிஹெச் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி டென்த் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு சயின்ஸ் சப்ஜெக்டோட சிஜிசிஏ சிபிஹெச்ஏ சிஹெச்ஹெச்ஏ நீங்கள் கேட்கலாம் இந்த வெறும் கோடு மட்டும் எழுதிருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் நான் வெறும் கோடு மட்டும் எழுதியிருக்கோம் நீங்கள் வந்து அந்த காமன் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிட்டு மேலே வந்து கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஃபைன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் வரும் அதில் வந்து நீங்கள் அந்த நம்பர் இந்த இதே வேர்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக you can go to that section where this program is highlighted So uh, as I shared with you, you can download your the common prospectus con- containing all this information of certificate programs of IGNU uh, offered by Indira Gandhi National Open University from the website www.ignu.ac.in. அதே மாதிரி nursing professionals with diploma in general nursing and midwifery அதுக்கும் அஹ், இந்த சிஎன்ஐஎன் அந்த ப்ரோக்ராம்ல நீங்க சேரலாம் அது மாதிரி நான் எல்லாமே இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஏதாவது பக்கத்தில் நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் கூட வந்துட்டேன் but still I want to go nearby எங்கேயாவது வேலை செய்யணும் அப்படின்னா கண்டினியூங் நர்சிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்க்கு ஒன்று இருக்குது சிஎம்சிஹெச்என் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சேர்த்து பயனடையலாம் அப்புறம் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் இந்த ஐஐடி ஐடிஐ அதுலலாம் நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டென் ப்ளஸ் டென்த்து அல்ட்ரா டுவெல்த்து அல்ட்ரா டிகிரி அல்ட்ரா டிப்ளமா ஐடிஐ இருந்ததுன்னா சிசி சிசிடி பிடி அதாவது அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் நீங்கள் சேர்ந்து யூ வில் பி பெனிஃபிட்டர் இல்லை ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இக்னு என்னெல்லாம் இருக்குது இக்னு இல்லை இக்னுலேருந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்க அண்ட் uh, எந்த சைக்கிள் அதாவது January and July cycle of admission என்ன குவாலிஃபிகேஷன் uh, இருந்தால் அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தால் ஐ கேன் கெட் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா certificate programs there are around sixty nine so அறுபத்தி ஒன்பது ப்ரோக்ராம் இருக்குது அது ஜூலை ஜனவரி ரெண்டு செஷன்லையும் வி ஆர் ஆஃபரிங் ஸோ நீங்கள் இப்போ சேர்ந்தீங்கன்னா ஜனவரி செஷன் ஸ்டூடெண்ட்டு ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் முடிக்கலாம் ஆறு மாசத்துக்கு முடிக்க முடியலன்னா it will be extended up to two two years அதே இது நீங்க ஜூலைல சேர்ந்தீங்கன்னா அதே மாதிரி so you can take your time to decide when to join whether in January cycle or July ரெண்டு ரெண்டாவது காரியம் நீங்க படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எயித்து பாஸ் பாஸ் ஆனவங்கள இருந்து கிராஜுவேட் பாஸ் ஆனவங்க வரைக்கும் there are various eligibility criteria prescribed for various certificate programs on offer. So நான் வந்து இப்போ எயித் பாஸ் தான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் சேரலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ நான் இவ்வளோ நேரம் நான் பார்த்தது கேட்டுக்கிட்டு இருந்ததில் நீங்கள் வந்து ஒரு படிக்கிற ஒரு திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அதாவது பாடத்திட்ட விவரங்கள் so what is the program what is the terminology of the title அது வந்து யார் கொடுக்குறா அது ரெகக்னைஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் பாடத்திட்ட விவரங்கள்ல இருக்கும் ஸோ ஒரு பாடத்திட்ட விவரம் அப்படின்னு சொல்றது அதோட அது என்னெல்லாம் அதுல கவர் பண்ணுவாங்க பண்ணிட்டு அது எப்படி அந்த யார் கொடுக்குறா இங்க வந்து நான் இதை இதை பொறுத்த வரைக்கும் Indira Gandhi national open university கொடுக்குறாங்க ஸோ இந்த கொடுக்குற எல்லாமே ரெகக்னைஸ்டா ஆமா எல்லாமே ரெகக்னைஸ்டு டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட் எல்லாம் அவர் மாதிரி அப்புறம் டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ பாடத்தோட தலைப்பு ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும் ஸோ அந்த டைட்டிலோட சப்ஜெக்ட் ஸோ நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் from the website W W W dot IGNOU dot AC dot IN so இந்த when you download the prospectus and you can search for the certificate program which you like and when you go to that section of indicating the certificate program there will be list of courses under that program to be studied அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த டைட்டிலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்மளுக்கு பிடிச்சதா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது சாதகமானதா எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் அப்புறம் கிரெடிட் ஆஃப் த ஒரு பாடத்தோட மதிப்பு அதை நீங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறது கிரெடிட் ஆஃப் த கோர்ஸ்னா இப்ப சிக்ஸ்டீன் கிரெடிட் ஒரு சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அடுத்தது கோர்ஸ் கோடு எப்பொழுதுமே நம்ம வந்து சேரும்போது அது எப்படிதான் அதை ஷார்ட் நம்ம நம்ம வீட்லயே கூட will be having one real name and one small pet name அது மாதிரி இந்த கோர்ஸ் கோடை வந்து பெட் நேம்னு நம்ம சொல்லலாம் So this course code will be really useful to know what is the real title. அப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன தகுதி சொல்றாங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து படிக்க முடியாது ஏன்னா நம்மளோட கையை கூட சொல்லுவாங்களா அஞ்சு விரலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த இதுல நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதோ அதை நோக்கி நம்ம முன்னேறது தான் நம்மளுக்கு அந்த தகுதியை வந்து நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்மளோட இப்போ உள்ள நிலைமையில நம்மளோட தகுதி நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னையோ அதை நம்ம சேர்ந்து படிக்கிறது நம்மளுக்கு பெட்டர் அப்புறம் டியூரேஷன் காலம் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த program we were talking that there will be duration of six months so this six months this is applicable for all certificate programs இந்த எல்லா இவ்வளோ நேரம் அறுபத்தி ஒன்பது ப்ரோக்ராமை பத்தி சொல்லிட்டு இந்த செக்ஷனையும் நான் சொல்லணும்னு விரும்புறேன் என்ன அப்படின்னா அனைவருக்கும் ஏற்ற சான்றிதழ் திட்டங்கள் நான் என்ன இன்ஜினியரா இருக்கலாம் நான் டாக்டரா இருக்கலாம் நர்ஸா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் அல்லட்டா நான் படிச்சுட்டு நான் சும்மா கூட இருக்கலாம் ஆனா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க you have to download the common prospectus from Indira Gandhi national open university Website W W W dot IGNU dot AC dot IN actually friends நீங்க இவ்வளோ நேரம் நீங்க you would have been listening that uh, we were talking about 69 programs on offer uh, in at certificate level by Indira Gandhi National Open University. And irrespective of your profile, you can be whatever you are. These four programs will add uh, what is a, uh, a value to your existing situation and also to your profile as a person. So one is certificate in functional English. It will be little basic. So நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இது வந்து உங்களுக்கு just tip of how you can teach அதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்கும் அந்த குடியுரிமை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட உரிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களோட உரிமை என்ன அப்படின்னு சொல்லிடும் யாரோ சொன்னாங்க ஒரு சின்ன ஜோக் மாதிரி தான் uh, the, the right of you end with uh, the circumference of your பாடி அப்படின்னு ஸோ சில சமயம் நம்ம மூமெண்ட்டுக்குள்ளோட நம்மளோட ஒல்லியா இருக்கலாம் நம்மளோட மூமெண்ட் எப்படி இருக்குது ஸோ நம்மளோட ரைட்ஸ் எந்த லெவலுக்கு நம்ம இழுத்து பிடிக்கலாம் எந்த லெவல்ல நம்ம இன்னொருத்தவங்களோட நம்ம வந்து மோதக்கூடாது அப்படின்றத கூட நம்ம இந்த ப்ரோக்ராம்ல தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் certificate in HIV and family education இப்ப எல்லாருமே பல கேள்வி கேட்கும் போது நம்மளே கே நம்மள வந்து we are answerable to everybody's question இந்த ஃபேமிலி எஸ்பெஷலி ஸோ நம்ம அந்த காலம் மாதிரி டீச்சர் பார்த்துப்பாங்க அவள்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு வி கான்ட் அஃபோர்டு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா how to educate your family with family education அதெல்லாம் எஸ்பெஷலி த சில்ட்ரன் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இந்த நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கிறனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் There is certificate in disaster management. That program is also useful for uh, almost uh, every person who is associated with the working force uh, அப்புறம் நீங்க இந்த கேட்கலாம் இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங்னால என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீட் ஃபார் கண்டினியூ எஜுகேஷன் நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் பார்த்தா தொலைஞ்சு போன கல்வி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பட் uh, நம்ம ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு we have to constantly upgrade our self so தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு கல்வி வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு இது பண்றது இந்த ப்ரோக்ராமரை நாங்கள் சொல்றோம் இதுல இன்னொன்னு நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ரொம்ப வயசானவங்க நம்மளுக்கு பாசா இருப்பாங்க இப்ப பார்த்தா நம்மளோட வயசுல சின்னவங்களே நம்மளுக்கு பாசா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் நம்மளோட கல்வி தரமும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த கல்வியை வந்து நீங்க ஒரு செல்வம்னே சொல்லலாம் so you have to continue education அப்புறம் ஒய் டு கண்டினியூ எஜுகேஷன் ஏன் கல்வியை நம்ம தொடர வேணும் அப்படின்னா அதுதான் ஒரு நிலைவரமான ஒரு நம்மளுக்கு ஒரு இக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு இது உதவும் அதாவது ஒவ்வொரு வேலை நம்ம செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு இக்கனாமிக் அதாவது நம்மளுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதுக்குரிய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க so when you are benefited by economic activity you will be expected to increase your calibre in that sphere so education will help you to upgrade your self in that sphere of work அதே மாதிரி importance of lifelong learning அதாவது வாழ்நாள் நீண்ட கற்றுதல் முக்கியத்துவம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்றாங்க சில பேர் நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பராவது படிங்க அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it will keep our brain cells ஆக்டிவா அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஈவன் அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க கூட வந்து படிக்கிறாங்க சின்ன சின்ன ப்ரோக்ராம் எடுத்து படிப்பாங்க அவங்க படிக்கிறதுனால அவங்க their keeping their brain cell active அதுதான் மெயின் ரீசன் அவங்கள கேட்டாக்குமா கூட அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் ஜஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பிள்ளைங்கெல்லாம் கூட இல்லை நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சா கூட சீக்கிரமா முடிஞ்சு போயிடுது ஸோ நான் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு they are benefited by lifelong learning so இந்த ப்ரோக்ராம் uh, மூலம் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் எனிவேர் எனி டைம் எஜுகேஷன் அதாவது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எனிவேர் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இன்டர்நேஷ்னல் டிவிஷன் கூட இருக்குது இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் so you will be benefited அப்புறம் எனி டைம் அப்படின்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எஸ் நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற டைம் இல்லை நான் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணலையே ஒன்றுமே படிக்கலையே அப்படின்னு இருக்கிற டைம் இல்லை நான் it's time for me to move ahead I I may get a promotion அப்படின்னு இருக்கும்போதும் நீங்கள் வந்து உங்களோட கேலிபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவும் ஸோ அனைவருக்கும் இது கல்வி வந்து Indira Gandhi national open university கொடுக்கறது அதோட ஒரு நோக்கம்னே சொல்லலாம் அது மாதிரி தொலைதூர கல்வியா காட் கற்றல் அமைப்புன்னு ஒன்று இருக்குது ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அது வந்து எஜுகேஷனுக்கு வந்து டிஸ்டண்ட்டாக உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து geographically you are distant to the educational institution and because and you have your commitments like social official personal இந்த இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி you will be benefited by enrolling in Indira Gandhi national open university so அதுதான் நாங்கள் இதையும் சொல்றதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் இந்த ப்ரோக்ராம்களும் அப்புறம் IGNOU as a distance education provider அதாவது நீங்கள் நிறைய இக்னோ இக்னோவில் நீங்கள் சேர்றதுனால நான் சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுக்கலாம் அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுக்கலாம் ஒரு பிஜி டிப்ளமா படிச்சுக்கலாம் ஒரு பிஜி சர்டிஃபிகேட் படிச்சுக்கலாம் ஒரு டிப்ளமா படிச்சுக்கலாம் ஒரு சர்டிஃபிகேட் படிச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வெறும் பாராட்டு கோர்ஸ் தான் ஏதாவது அப்ரிசியேஷன் கோர்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட இருக்குது ஸோ யூல் பி பெனிஃபிட்டட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இக்னோன்னு சொன்னால் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு for example the certificate programs அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஆறு மாதம் program but you can extend it up to two years so இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களை வந்து it will help you to complete the program for which you have enrolled அப்புறம் வாட் டு ஸ்டடி அட் இக்னூல என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதாவது undergraduate postgraduate diploma PG diploma PG certificate certificate அப்புறம் அப்ரிசியேஷன் கோர்சஸ் கூட ஸோ இந்த இளங்கலை முதுகலை டிப்ளம் பிஜி டிப்ளமா பிஜி சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா really you are taking one asset for yourself so ஒரு இன்னொரு குவாலிஃபிகேஷனை நீங்கள் you are taking which will enhance your profile in your career இப்போ இந்த ப்ரோ ப்ரோக்ராமில் எப்போல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜான்வரி அண்ட் ஜூலை இப்போ ஜனவரி அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ ஜனவரி மாதம் நீங்கள் இப்படி மனசில் வச்சுக்கணும் ஜனவரி மாதம் அப்படின்னு வந்ததுன்னா ஜனவரி செஷன் ஜூலை மாதம் அப்படின்னு வந்ததுன்னா ஜூலை செஷனில் you're you can decide to enrol at IGNOU எப்படி விண்ணப்பிக்கிறது ஹவு டு அப்ளைனா it's only online so you are to know the website address W W W dot IGNOU dot AC dot IN அப்புறம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவை what is the life skill உங்களுக்கு நீடட் ஃபார் எஜுகேஷன் ஸோ படிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை திறம் அப்படின்னு பார்ப்போம் நம்மளுக்கு என்னன்னாலும் நீங்கள் ஒன்று சொல்லிடலாம் அதான் சொல்லுவாங்க இல்லையா மனசு மட்டும் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ uh, இந்த மனசு உடையாம இருக்கிறதுக்கு what is needed is the life skill and சில பேர் இப்போ சொல்றாங்க you need spiritual intelligence also that is you to trust in God அப்படின்னு கூட சொல்றாங்க கொஞ்சம் லிட்டில் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து நீங்க இந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் சேர்றதுக்கு மாத்திரம் இல்லை ஏதாவது ஒரு படிப்பு அப்படின்னு வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பி ஹானஸ்ட் அதாவது நேர்மையா இருங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்லுறோம் அப்படின்னா சும்மா படிச்சுட்டு வித்தின் பிராக்கெட்ல சில பேர் பேரை போ பேருக்கு பின்னாடி போட்டு வச்சிருப்பாங்க டிகிரிய அது மாதிரி வேணுமா அல்ட்டா நிஜமாவே ஒரு ப்ரோக்ராம்ல சேர்ந்துட்டு you want to complete it அது ரெண்டும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஹானஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படின்னா சேர்ந்த ப்ரோக்ராம முடிக்கிறதுக்கு பார்க்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா take one day at a time ஒரு நேரத்தில் ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க நம்மளுக்கு இன்னைக்கு இருந்து நீங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும் அதே இதை இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம பேசுறதையாவது சொல்லலாம் சாப்பிட்றதையாவது சொல்லலாம் இல்லையா அதே தாங்க ரிலவெண்ட் டு படிக்கிறதுக்கும் ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் என்னால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா சேர்ந்த பிறகுதான் எல்லாருமே அப்படியே ரொம்ப ப்ரெஷர்டா இருப்பாங்க அப்படி இருக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற டைம்ல ஃப்ரீ டைம்ல இன்னைக்கு நான் என்னோட லீஷர் டைம் எதெல்லாம் நான் ஒதுக்கிட்டு நான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க இந்த இந்த கண்ணோட்டத்தோட படிப்பை பார்க்கணும் அப்புறம் do not worry about tomorrow இன்னைக்கு புக்கை வச்சுட்டு சில பேர் யோசிப்பாங்க நாளைக்கு ஐயோ எழுத முடியுமா அல்ட்டா நாளைக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம படிக்க முடியுமான்னு நாளைய பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க அதனாலதான் நாளைய பற்றி கவலைப்படாதீங்க take one day at a time அடுத்தது வந்து think of the spin off benefits அப்படின்னா என்னன்னா what will happen if I complete this program of study will it help me to move in my career will it help me to get some appreciation from somebody or will I get a promotion இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் ஸோ இந்த படிப்பு மூலம் கிடைக்கும் நன்மைகளை யோசிச்சு பாருங்க அப்போ வந்து சில சமயம் நம்ம லீஷர் டைம் ஆக்டிவிட்டி கூட நம்மளுக்கு பெருசாக தோணாது ஸோ என்னால் இந்த படித்து முடிக்கிறனால எனக்கு வந்து சம்பள உயர்வு வருமா எனக்கு வேற வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லட்ட இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுமா அல்லட்ட இதுல இதனால யாராவது நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புகழ்வாங்களா அது கூட உங்களுக்கு யூஸாக இருக்கும் so think of the spin off benefits when you enrol uh, into a program of study. So இந்த நிகழ்ச்சி வந்து ரீஜனல் சென்டர் கொச்சின் அதாவது Indira Gandhi national open university regional centre கொச்சின்ல சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இக்னோவை பத்தி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் RC Cochin at IGNOU dot AC dot IN எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது இக்னோ ரீஜனல் சென்டர் கொச்சின் அதில் நான் வீடியோஸ் கடையில் நீங்கள் போய் பார்த்து யூ கேன் பி பெனிஃபிட்டட் நீங்க சேர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடிலாம் அதுல என்னதான் இருக்குன்னு எப்படி எல்லாம் இருக்குது அப்படிலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் and with this we end this note இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தாட்டோட போறேன் uh, சில ஒரு இது வந்து எங்கேயோ படிச்ச ஒரு சின்ன கதை தான் people are catching fish in industry and எவ்வளோதான் they have kept it safe அதாவது ரெஃப்ரிஜரேஷன் எல்லாம் freezer facility and all people are complaining about the quality of the fish so what these people were ve- very worried so what how to increase the quality of the fish then they uh, inquired they said uh, i- the fish is not fresh when to, to eat அப்படின்னு so how to keep the fish fresh till it reaches the plate of the customer was their query அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த பிடிச்சு வச்ச மீனெல்லாம் அந்த கடல் த அஹ் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு so I just continue in English and then I come back to again in in Tamil. Uh, what what what they felt was we will catch all the fish, keep it um keep it in the uh, what do you call keep it in the tank, but put one prey fish for that. So அந்த prey fish escape பண்றதுக்கு அதை அப்படியே whatever the fish was there it was just swimming and by the time they reach the shore they they exhausted the things and then they put in the market and everybody commented இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும் இந்த குட்டி ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா மீன் பிடிக்கிறவங்கலாம் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னனால தே த அவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த நம்ம பிடிக்கிற மீனை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரெஃப்ரெஷர் ஃப்ரீசர்லாம் பண்ணாங்க ஆனால் அது டின்ட் ஒர்க் அப்போ அப்போ கூட பீப்புள் வர எக்ஸ்பெக்டிங் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணாங்கன்னா தே மீனை பிடிச்சி அந்த மீனை சாப்பிட்ற இன்னொன்னு ஒரு மீனை அதுக்குள்ளே விட்டுட்டாங்க ஸோ அந்த மீன் வந்து இதை துரத்திக்கிட்டே இருக்கிறனால அது அப்படியே உயிரோடே இருந்துட்டு அப்புறம் கடைசியா அது இது கஸ்டமர் கிட்ட போகும்போது அது நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த கதையும் how it is related to this continuing education அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்டைம்ஸ் நோ இந்த workplace many will be chasing you or you will be chasing many jobs or many factors will see that you have to change your job or you have to move on another job or move on the same job from one place to the other. But after one point of time, when you turn back, it is the chasers who kept you fresh to keep uh, uh, to keep you uh, upgrading your qualification, to keep you uh, knowing what you have to do, and also to move ahead in life. So இந்த மீன் கதை வந்து உங்களுக்கு இந்த படிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ ஏதோ ஒரு நிலைமையில இருக்கும்போது உங்களை யாராவது துரத்திட்டு இருக்காங்களா துரத்திட்டு இருக்காங்கன்னா என்ன எங்க போனாலும் நம்மளுக்கு நம்மள நம்மள வந்து முன்னேற்றம் அடைய வைக்கிறது நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு பின்னாடி உட்காந்து நம்மள ஆஹ் நம்மள நெருக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அது ரொம்ப உண்மைங்க ஸோ நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஓ இன்னாரால இன்னாரு நம்மளுக்கு ஆஃபீஸ்ல பிரச்சனை பண்ணலன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டோம் அந்த இப்படி ஒவ்வொரு நிலைமையிலும் நம்ம மாற்றம் வர்றனால நம்மளால படிக்க முடிஞ்சிச்சு நம்மளால நம்ம வேலை வந்து ரொம்ப சேஃபா இல்லாதனால இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு அதனால so we were able to upgrade ourself we were able to move அப்படின்னு ஸோ இந்த இந்த தாட்டோட நான் உங்களை விடுறேங்க so no one who is chasing you is really what is it to be considered as as a non friend அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக they are the best friends who will help you to move head in life So your quality check for any of any one of our life is what is our opponent thinking of us. So அவங்கள வந்து how to keep quiet, make them keep quiet is the most best challenge which will increase the quality of your life. So இந்த ஒரு குட்டி தாட்டோட அதாவது உங்க பின்னாடி உங்களுக்கு விரோதமா யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்களை வந்து ஹெல்ப் பண்றாங்க நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு பிளஸ் அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை வந்து நீங்க நீங்க வந்து அதை மாற்றமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட தரம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிஜமாவே நம்மளுக்கு பிடிக்காதவங்க அல்டா நம்ம வந்து யாராவது மனசுல இல்லை அப்படின்னா they are really helping us to move ahead in life so இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இக்னூ மூலமா நீங்க படிச்சு மென்மேலும் உயரணும் அப்படின்னு அந்த வாழ்த்துதலோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் and we look forward to meet you in another program. As I have shared with you, please visit our YouTube uh, uh, channel of IGNU Regional Center Cochin and be benefited by the promotional videos already uploaded. Thank you for being with us.